மொத்தம் ராசா கன் இருக்குன்னு வந்தாடம் பூதேவிங்க ஒரு வாட்டி வெளிய போய் கேம க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க அப்பதான் சரியாகும் ப்ளீஸ் ப்ரோ எனக்கே பிங்கு போகுது ப்ரோ ஆமாக்கா ப்ரோ என் மோட்டு போறானுங்க ப்ரோ கடுப்பேத்துறாமலா போயிடும் yes bro yes bro yes bro yes bro okay போய் பாட்டு பிடிக்கலாம்டா ஓகே டக்குனு எம்பி ஃபைல் எடுத்து போட்டு வர்றா டிவிஎஸ் ப்ரோ ஹெட் ஷாட்ல போச்சு ப்ரோ சாவே over over over MP file எடுத்துறோம் ரூட் அடிச்சு ரூட் அடிச்சு டிஃபன் அவ்வளோ வந்துட்டான் மச்ச ஓவர் ஓவர் ஓவர் ஓவர் தான் கீவேடா இருக்கும் மோகிக்கு ஓவர் ஓவர் அஞ்சு ஹெச்பி அஞ்சு ஹெச்பில அடிச்சிட்டு இருக்கா கைக்கு மூன்று சொல்றா மோகி அவன் மீதி இருக்கவன் பயப்படாத அவன் போயிடுவான் இரவே பண்றது இங்க தான் வந்துட்டாங்க வந்துட்டாங்க போட மோகியானா கோடு கோடு என்ன காப்பாத்துங்க அடிவானா யோகி அண்ணா அவன் அடிச்சுக்கினே இருக்கான் யோகி அண்ணா ஏதாவது பண்ணுங்க அண்ணா பாரு போடுறீங்களே போடு உங்க மத்தியில உசுர் வாழ்றதுன்றது ரொம்ப கஷ்டமா எனக்கு எனக்கு இப்ப இல்ல கவலைப்படாதீங்க அந்த அவன் போட்டுறேன் டக்குன்னு நான் போட்டுறேன் அக்கா எனக்கு உன பெண்ணு போச்சு போச்சு போச்சு போச்சு இங்கிட்டு இருந்து படுபாவி பையன் யாரு இங்கிட்டு ஐயோ அவனே நாங்களே அல்லாடிட்டு இருக்கோம் அவன்றா மகி வராம வரு வணக்கம் போடு அவன் மகி எப்படியாவது போய் அடிச்சிரு ஒரு அஞ்சு ரெண்டு பேர் பாக்குறாங்க போடு ஐயஸ்டா வேர்ல்ட் ரெக்கார்டா மேல கீழே போடுற பாரு ஐயோ வரை ரெண்டு பேர் பூசி போடுவோம் பாரா அவன் பூசி போட்டு இல்ல அவன் அப்படி ஆட்டோ அப்படி அப்படிதான் ஊசி இப்ப அவ நல்ல வேலை அந்த போயிட்டு இருக்கும் நாளைக்கு இந்த வீடியோ கட் பண்ணி போட போறேன்டா ப்ரோ மூவி ஸ்க்ரீன் ஷேர் பண்றான் பாருங்க ஓகே அடிக்கிறான் ப்ரோ அதுல ஓகே புய மொட்டை அடிச்சிட்டுனா நாளைக்கு இதுக்கு 1 மில்லியன் வியூஸ்டா ஓகே ஆன் மோகி ப்ரோ தெரியுதா தெரியலடா டிடிக் டிடிக் டிடிக் டிடிக் ஓ அதுல மாட்டினாரு அவரு ப்ரோ அடிக்கிற பாதையே பக்ல போகுது ப்ரோ அவனடா ஆமா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பாருங்க இதோ இவன் பண்றான் பாருங்க பார்த்துன்னு தான் இருக்கேன் நான் டும்மு டும்முன்றோம் எப்படி அடிக்கிறான்டாவா அவன் இவ்வளோ பகையா எப்படி அடிக்குது போறான் இது போட்டு லைக்கா அடிச்சு தள்ளுது லைக் பத்து பதினொன்னு பன்னெண்டு இல்லப்போ அதிக பசிக்கணும் ஏன்டா